மாத மையப்பொருளுடன் வல்லமையான ஒரு வாழ்வியல் செய்திக்கு உங்களை வரவேற்கிறோம் ஆழங்களில் கொண்டு செல்லும் வாக்குதத்தம் அசைக்கும் வேத வசனத்தின் வலிமை அறியும் ஆவலை தூண்டும் வார்த்தை இதோ உங்களுக்காக உங்களை எல்லாரையும் இங்க இருக்கிற பிள்ளைகளையும் ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளையும் இந்த செய்தியை பிற்பாடு கேட்க போகிற எல்லாருக்கும் உங்களுக்கு வாழ்த்துதலை நான் கொண்டு வருகிறேன் இந்த மாதம் நன்மைகளின் மாதம் அல்லது அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்ற ரகசியத்தை அறிவிக்கிற மாதமாக நாம் பிரகடனப்படுத்தி அதை நாம் படித்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதுக்கு முன்பாக நான் ஏற்கனவே நான் குரூப்பில் கூட போட்டிருந்தேன் உங்களுக்கு யாருக்காவது கொஸ்டின் இருக்கும் என்றால் நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த கொஸ்டினை நீங்கள் எனக்கு அனுப்பலான்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் டெக்னாலஜி டெக்னாலஜி என்ன சொன்னாலும் டெக்னாலஜி ஒரு பின்னடைவை தான் உண்டாக்குறது சோம்பல் தனத்தையும் ஒரு நிராகரிப்பதும் கொடுக்கறத பார்க்குறது but anyhow I I didn't receive any question as of this week ஆனால் முதல் வாரத்தில் நான் நம் செய்தி ஆன்லைனில் கொடுக்கும் பொழுது அப்போது ஒரு சில கொஸ்டின் வந்தது மேபி அது இருக்கான்னு தெரியல will all see okay so இந்த மூல வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போமா ரோமரின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசிப்போம் அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆ பிரதர் சைடுல இருந்து யாரோ ஒருத்தர் வாசிங்க அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் இந்த வசனத்தை ஐந்து பகுதிகளாக நாம் பிரித்து நாம் படித்திருந்தோம் முதலாவது இந்த உலகத்தில் எல்லாமே இயக்கத்திற்காகவும் ஒரு மாறுதலுக்காகவும் அவைகள் உண்டாக்கப்பட்டது இரண்டாவது உருவாக்கப்பட்ட அவைகள் இணைந்து செயல்படும்படியான ஒரு கொஹசிவ்னஸ் ஆண்டவர் ஏற்கனவே அதுக்குள்ள வைத்திருக்கிறார் மூன்றாவது இவைகள் வேலை செய்வதற்கும் மாறுதலுக்கு கொண்டு வருவதற்கும் இணைந்து செயல்படுவதற்கும் ஒரு காரணத்தை ஆண்டவர் வைத்தார் நான்காவது இவைகள் எந்த நன்மைக்காக யாருக்காக இயங்குகிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம் ஐந்தாவது நாம் இவைகள் எல்லாவற்றையும் ஒரு பிலாசபிக்கலா அல்ல தியரட்டிக்கலா அல்ல அறிந்திருக்கிறோம் என்ற ஒரு நிலவரத்துக்கு நாம் வர வேண்டும் இந்த ஐந்து பகுதிகளில் அறிய புரிய பல தகவல்களை நாம் ஆண்டோரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம் பல ரகசியங்களை எனக்கு பர்சனலாக I was very excited I was very excited. Right? இந்த ஐந்து பகுதிகளில் நான் உங்களுக்கு சொன்ன காரியங்கள முதலாவது இந்த உலகத்தை ஆண்டவர் படைத்த நம்ம நம் தேவன் சிருஷித்த அந்த சிருஷிப்பின் வரலாறை பற்றி நாம் முதல் வாரத்தில் பார்த்தோம் முதல் நாளில் என்ன உண்டாக்குனா ரெண்டாம் நாள் என்ன மூன்றாம் நாள் நான்காம் நாள் நான் உங்களுக்கு சொன்னேன் தேவன் உருவாக்கின ஒவ்வொரு நாளும் அவர் முடித்த பிறகு அவர் என்ன சொன்னார் நல்லது என்று he reviewed and he gave himself good ஆனா அந்த குட் இன்டென்ஷன் என்ன என்பதை மூன்றாம் வருடத்தில் நாம் பார்ப்போம் ஸோ இந்த வாரத்தில் அல்லது இந்த பகுதியில் first all things are working for a constant change and for a mission எத்தனை பேர் பிளாக் ஹோல் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க பிளாக் ஹோல் கேலக்சியில் எத்தனை பிளாக் ஹோல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க பிளாக் ஹோல் இன்னும் சயின்டிஸ்டால் அது என்னென்ற முழுமையான நிலவரத்தில் they're not able to understand இந்த இன்ஸ்பிரேஷனில் ஏன்னா இன்ஸ்பயர் பண்ணது என்னென்னா வரும் நாட்களில் I want to do some TikTok or you know shorts வந்து யூனிவர்ஸ் பற்றி பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு இந்த இந்த ஸ்டடிக்கு அப்புறம் I was really inspired. So probably when it will happen, but it's really, really very interesting. நான் சொன்ன பிறகு நீங்கள் உங்களோட பாயிண்ட்ஸை நீங்கள் அந்த இந்த பாயிண்டில் உங்களை ஏதாவது இன்ஸ்பயர் பண்ணியிருக்கும் என்றால் நீங்கள் ஷேர் பண்ணுறவங்க கையில் உயர்த்தலாம் I give you some time you can share with those points தேவன் படைச்ச ஒவ்வொரு படைப்பினுக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளுக்கும் நல்லது என்று ஆனால் எந்த ஒரு நாளில் நல்லது என்று சொல்ல ஒரு பைபிளில் அப்படி எழு எழுதப்படல எந்த எந்த டே செகண்ட் டே மட்டும் ஆண்ட ரிவ்யூ பண்ண மறக்கலை பட் அந்த ரிவ்யூ பண்ணாலும் அந்த நாளில் நல்லது என்று சொல்ல முடியாமல் போய்விட்டு அதுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இது எல்லாமே மனிதனுக்கு உதவி செய்யும்படியாக ஒளி இன்னைக்கு இந்த லைட் இல்லைன்னா நம்ம இங்கே உட்கார முடியுமா மனிதனுடைய ரட்சிப்புக்காக தான் இந்த லைட் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்க மனிதனுடைய ரட்சிப்புக்காக தான் அந்த சராசரங்களும் வானங்களும் எல்லாமே உருவாக்கப்பட்டது நிலத்தில் வாழுகிறவர்கள் வாழுகிறவைகள் பறக்கிறவைகள் ஊறும் ஜந்துக்கள் சமுத்திரத்தில் உள்ளவைகள் எல்லாமே மனிதனுக்காக உருவாக்கப்பட்டவைகள் அதனால தான் ஆண்டவர் நல்லது நல்லது என்று சொன்னார் ஆனால் இரண்டாம் நாளில் மட்டும் ஏன் ஆண்டவர் நல்லது என்று சொல்ல முடியல பிகாஸ் இ நோஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு சொன்னேன் ரைட் இந்த ரட்சிப்பை அல்லது எந்த நல்லது என்று சொன்னார் அந்த இன்டென்ஷன்ல யாருக்காக இது நல்லது என்று சொன்னார் அந்த இன்டென்ஷன் ஏனென்றால் மனிதன் அறிய கூடிய அல்லது மனிதன் பெற்றுக்கூடிய பெரிய கிஃப்ட் என்னது தி சால்வேஷன் ஆஃப் காட் அந்த சால்வேஷனை மனிதன் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு தடையா இருக்கிற போகிறவைகள் வாசம் பண்ணுகிற ஒரு இடமாக ஆகாய விரிவு மாறப்போகிறதுனால தான் God was not from is art is not able to tell இது நல்லது என்று சொல்ல முடியவில்லை how great God we are Hallelujah. Hallelujah. Are மரத்தை முண்டாக்கின பிறகு நல்லது என்று சொன்னார் சமுத்திரத்தை உண்டான நல்லதுன்னு சொல்றாரு லைட் எல்லாத்தையும் உண்டாக்கணும் பட் இ நோஸ் மனிதனுடைய ரட்சிப்பை சுதந்திரிக்கிறதுக்கு அவனை விடாம அவனை சேலஞ்ச் பண்ண போகிற ஒரு கூட்டம் வாழப்போகிற ஒரு இடம் உண்டாயிருக்கிறது என்று அறிந்த பொழுது God couldn't tell that is happy or it it is good என்று சொல்லும் அப்படிப்பட்ட கரிசனை உள்ள தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம் come on everyone Amen Coming back to the universe. நாம வாழ்ற இந்த கேலக்ஸி பேர் என்னது Milky Way galaxy. I think you know how does our creativity explore when we can't fully understand the, His creations in full. Okay, I'll come back to the thing. I fully accept any creation of God as it is, but since I accept it as it is, it doesn't make me learn more about more about um, uh, it, how can I overcome this thing? Second question is linked to this thing, right? Second question. மொத்தம் மூணு கொஸ்டின் இந்த சகோதரன் அனுப்பியிருக்காரு சகோதரன் ஆண்டோ அனுப்பியிருக்காரு ஸோ அதில் செகண்ட் கொஸ்டின் வந்து நான் க்ரியேஷனை அப்படியே அக்செப்ட் பண்ணுகிறேன் ஆனால் அப்போது I accept it at it doesn't make me learn more about it அங்கே எங்கேயோ ஒரு சிக்கல் இருக்குது yes accepting yes God created the creation என்ற acceptance is one one part but அதை ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற நோயிங்க்கு அடுத்த பகுதி தான் அங்கே இடிக்குது you have to take believe is not சோம்பல்தனம் believe is exploring you have faith God create this universe ஆண்டவர் தான் இந்த அண்ட சராசரங்களையும் எல்லாவற்றையும் உண்டாக்குற என்று விசுவாசிக்கிறோம் ஆனால் விசுவாசத்தை நாம் நாம் வந்து என்ன சொல்றது எக்ஸ்ப்ளோர் பண்றது அடுத்த ஒரு பகுதியாக இருக்கிறது அதனாலதான் தாவிது பாருங்க சொல்றாரு வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது அவைகள் உம்முடைய மகத்துவத்தை அறிவிக்கிறது அறிவிக்கிறது என்று சொல்கிறார் ஆகாய மண்டலங்கள் உம்முடைய மகிமைய மகத்துவத்தை தெரிவிக்கிறதாக இருக்கிறது என்று சொல்கிறார் காரணம் என்னவென்றால் ஜஸ்ட் இனம் ஐ வாஸ் செல்லிங்கில் இந்த இந்த ஸ்டடி பண்ணும்பொழுது ஐ வாஸ் ஸோ இன்ஸ்பயர்ட் ஏன்னா இது வரைக்கும் நான் படிச்சிருக்கேன் ஆனால் அஸ்ட்ரானமி பற்றியும் இந்த யூனிவர்ஸ் பற்றி இந்த ஸ்டடியில் இந்த இந்த இந்த ஸ்டடியில் நான் பண்ணது it really inspired me and I want to share more to the world more to the youngsters because we are not understanding see நாம் வாழ்கிற இந்த கேலக்ஸி பேர் மில்கி வே கேலக்ஸி இந்த மில்கி வே கேலக்ஸி எந்த இதில் இருக்குன்னா ஒரு இந்த காஸ்மிக் இதில் வந்து பல கேலக்சி இருக்கா இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கேலக்சி இருக்கா அதுல ஒரு கேலக்சி தான் என்னது மில்கி வே கேலக்சி அந்த மில்கி வே கேலக்சிலேயே லட்சக்கணக்கான நட்சத்திரங்களும் கோள்களும் அஸ்ட்ராய்ட்ஸும் சுத்தி கொண்டு இருக்குதா அதுல solar system is part of the thing it's not the one thing in the milky way galaxy I you getting it அந்த சோலார் சிஸ்டம்ல சூரியனை சுற்றி சுத்துகிற அந்த கோள்களில பூமி மூன்றாவது இடமா இருக்கு அதுல நீங்க ஜூபிட்டர்ல போய் நின்று பூமியை பார்த்தீங்கன்னா பூமி ஒரு கடுகு மாதிரி இருக்குமா ஜூபிட்டர்ல இருந்து ஜூபிட்டருடைய டிஸ்டன்ஸ்ல இருந்து பூமியை பார்த்தீங்கன்னா கடு அப்போ ஜூபிட்டர்ல இருந்து நின்று பார்க்கும் பொழுது ஏர்த் வந்து ஒரு டாட் மாதிரி இருக்குன்னா முழு அண்ட சராசரத்துல மில்கி வே கேலக்சில இருந்து நீங்க பூமியை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் கடல் மண்ணு மாதிரி இருக்கும் I you understanding what I'm talking here அந்த சப்போஸ் அதான் ஒரு question you was putting you know ஒரு ஏலியன் வந்து அங்கே இருக்காங்கன்னு வச்சுங்களேன் ஜூபிட்டரில் யாரோ ஒரு நம்மளை மாதிரி ஒரு வாசி இருக்கிறாங்க எனக்கு தெரியாது இல்லைன்னு தான் நமக்கு தெரியும் அங்கேருந்து பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க ஏய் உன்னை காட்டிலும் நான் எவ்வளோ பெரிய கோலத்தில் இருக்கிறேன் நான் எவ்வளோ நீ வந்து தூண்டு இவ்வளோண்டு இருக்கிற இடத்துல இருந்துட்டு என்ன ரொம்ப பெருமைப்படுறியா அப்படின்னு யோசி யோசிப்பாங்களா இல்லையா I you understanding I you really understanding And that's why you need to be excited when you think about God. Because God is something you can't understand. We can't understand when you try to understand in your human brain. You can't understand. In a ஏன்னா மில்கி வே கேலக்ஸி மாதிரி பல விதங்களில் கேலக்ஸி இருக்கான் ஆகாயவரி And you know, இதுவரைக்கும் சயின்ஸில் நம்ம படித்தது எல்லாமே which is the fastest travelling travelling thing நம்ம படிச்சிருக்கோம் light you all know that right three into ten power eight metre metre per second இந்த லைட்டுடைய லைட் இயர்ஸை வச்சு தான் கால்குலேட் பண்ணுறாங்க ரைட் இந்த கேலக்ஸி இந்த சொல்கிறேனே இந்த சோஃபா இந்த light is the travelling fastest ட்ராவலிங்ன்றது நமக்கு படைப்பு ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா light is not the fastest travelling fastest travelling is ஸ்பேஸ்ன்றாங்க can you believe that scientist it's with puzzle ரீசெண்டாக this is this is evolution of twenty years last twenty இயர்ஸில் they're telling space is the fastest travelling ஆனால் எங்கேருந்து ட்ராவல் பண்ணது எந்த முனையிலேருந்து ட்ராவல் பண்ணது எந்த முனை வரைக்கும் போகிறதுன்னு யாராலுமே இது வரைக்கும் பார்க்க முடியலையா I you with me I Yes. With me there இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பில்டிங் இருந்து ஆரம்பிச்சு அங்கே முடியுதுன்னு தெரியுதுல்ல you see the end to end everything else but space இயேசை இது வரைக்கும் no one has seen the one end and no one has seen the other end but it is the fastest travelling thing in the வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க இந்த ஸ்பேஸ் உங்களால் நம்ப முடியுதா அந்த அண்ட சராசரி நம்மளாம் சுற்றிட்டு இருக்கோம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் பூமி எயிட் ஹண்ட்ரட் மைல்ஸ் பெர் ஹவரில் சுற்றிட்டு இருக்கான் ரொட்டேட் பண்ணிட்டு come on I I they with me எத்தனை பேர் மயக்கமாக ஃபீல் பண்ணுறீங்க நாம கொஞ்சம் இப்போ இப்படி சுத்துங்க பார்க்கலாம் அப்படி சொன்னாலே போதும் பிரதர் கொஞ்சம் மயக்கம் வந்துடும் but the it's rotating eight hundred miles per hour I feeling it நம்மளால் ஃபீல் பண்ண முடியுதா அப்போ எவ்வளோ பெரிய இன்ஜினியரிங் ஒர்க் ஆண்டர் பண்ணியிருக்கணும்னு பாருங்க எவ்வளோ பெரிய ஆர்கிடெக்சரல் மார்வல்ல நம்மளை உட்கார வச்சிருக்காங்க பார்க்கணும் பார்த்தியா என்ன நாலல்லோயா அந்த actually we need to exactly to worship நாம என்ன பண்றோம் அவர் worship நேரத்துல வந்துட்டு because we are not knowing him how to how we are excited My dear children, my dear youngsters, let your mind be boiled in fire when it comes to God. Are you understanding, everyone? ஒரு நிமிஷம் கூட வேண்டாம் ஒரு செகண்ட் இல்லை டென் செகண்ட் ஏற்று நின்றுச்சுன்னா என்ன ஆகுன்றதுன்னு சொல்கிறாங்க நம்ம எல்லாரும் எயிட் ஹண்ட்ரட் மைல்ஸ் பெர் அவருடைய டேஷிங்கில் போய் நம்ம எங்கேயும் மோது மோதுவோமா இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் கார் வேகமாக போகுதுன்னு வச்சுங்களேன் புரியுதா உங்களுக்கு கார் வேகமாக திடீர்னு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது தெரியல தப்புன்னு அழுத்துறான் என்ன ஆகுது எல்லாரும் கம்முன்னு போய் அந்த வேகத்தில் போய் இடிப்பீங்க கமான் ஆர் யூ கெட்டிங் அதே போல் ஏர்த்து நின்றுச்சுன்னா சடன் பிரேக்காக யாரோ பிரேக்கு போட்டாங்கன்னா நாம் எல்லாரும் எங்கே போவோம் இப்போ இங்கே நின்றுட்டே இருக்கோம் திடீர்னு ஏற்று நிற்குது நம்ம எல்லாரும் எப்படி போவோம் எயிட் ஹண்ட்ரட் மைல்ஸ் பெர் ஹவரில் போய் எங்கே மூளையில் போய் அடிப்போம் அதாவது இன்னைக்கு பாடின பாட்டு ten thousand reasons for me to sing my lord ஹalleluya no one has ever seen the end of the space and the other end of the space good could not. Such an exciting அந்த கிரியேஷனை பண்ணிட்டு ஆண்ட சொல்றாரு என்ன சொல்றேன்னா இவைகளெல்லாம் இயங்குகிறது இவைகளெல்லாம் வேலை செய்கிறது இவைகளெல்லாம் மாற்றத்துக்குள்ளாக போக போகிறது ஆனா யாருக்காக <laughs> யாருக்காக ஆண்டவர் இதை படைச்சாரா ஒரு எந்தூசியாஸ்டிக் க்ரௌட் ஐம் ஸ்பீக்கிங் ஒரு சியர்ஃபுல் யங் க்ரௌட் கிட்ட பேசுகிறேன் பார் ஏ மேன் Amen. Hallelujah. எல்லார் கைகள உயர்த்தி சொல்லுவோமா எனக்காக தானே நீங்கள் அதனால இந்த வசனத்தில் அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் அக்னாலேஜ் பண்ண நீங்களும் நானும் அக்னாலஜ் பண்ணுறது God created everything else for me first நம்ம அதை அக்னாலேஜ் பண்ணு இன்னைக்கு காலில் பாடின பாட்டு ஃபர்ஸ்ட் பாட்டு அதான பாடினோம் வானாதி வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள காவியம் பூமியில் காண்கின்ற யாவும் அப்பா அது ஆனா அவைகள் எல்லாம் யாருக்காக உண்டாகப்பட்டது claim you have to claim எல்லாரும் கைகளை உயர்த்தி அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம் ஒன் டூ ஒன் த்ரீ அறிக்கப்பட சொன்னா எல்லாம் இருக்கு இப்படிப்பட்ட ஒரு இதுக்கு உங்களுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு நம்ம நரிமுறை இதுதான் we take it for granted we are not acknowledging it இல்லை even if it is your body it is your environment your surroundings more than தேவன் அறிஞ்ச பிள்ளைகளை காட்டிலும் உலகத்தார் இதை வந்து பயங்கரமாக அவங்க இது பண்றாங்க ஆனால் அவங்க பண்ணக்கூடாது நம்ம தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும் பிகாஸ் காட் சேஸ் எல்லாமே உனக்காக நன்மைக்கு இதுவாக நடக்கிறது ஒவ்வொரு கிரியேஷனும் ஆண்டருக்கு சிருஷிக்கும் பிறகு யாரை நினைச்சிருப்பாரு ஓ அஜித் நீ என் ரட்சிப்பை சுதந்திக்கிறதுக்காக உனக்கு கம்ஃபர்ட் ஜோனை உருவாக்கும் உன்னை அழகான இந்த நிலப்பரப்பில் வச்சுருக்கேன் God would have thought about us, each one of us. Come on, lift up your hands and boldly claim நீங்கள் எது எது உங்களுக்காக படைக்கப்பட்டதுன்னு சொல்லும் வாயில தந்து அறிக்கை பண்ணுங்க பார்க்குற எல்லாரும் எடுத்த உடனே சிக்ஸர் அடிக்கிறார் எல்லாவற்றையும் அதுலயே முடிச்சிடறாரு உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா கூட சொல்லுங்க எல்லாமே ரைட் ஸ்பெசிஃபிக் எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் தேவன் நீங்க எது எல்லாவற்றையும் எனக்காக படைச்சார் வானம் பூமி அண்ட சராசரம் நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாவற்றையும் எனக்காக எனக்காக படைத்தார் எனக்காக come on everyone amen hallelujah and that's why this question is you need to learn more and more accepting is not allows you to stop learning it faith and belief tends to you to explore more அது உன்னை நிறுத்தினா அது சோம்பலான விசுவாசமாயிடும் இல்ல அதனால தான் நீங்க இதை பார்க்கும் பொழுது தென் How can I overcome this? It's just simply how I overcome this thing. I went and studied. I went and saw this thing. I'm, I'm really exclaimed about it. So எல்லாமே எப்படி பண்ணிட்டு இருக்கா எல்லாமே ஒரு இயக்கத்துக்காக மாற்றத்துக்காக நான் ஏற்கனவே சொன்னல இந்த space fastest fastest moving scientist கண்டுபிடிச்சிருக்காங்க ஆக்சுவலாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி ஏர்த்தை நோக்கி எவ்வளோ சொன்னாங்களே சிக்ஸ்டீன் கிலோமீட்டர்ஸ்க்கு லென்த்தான ஒரு அஸ்ட்ராய்டு கல் கிட்ட வருதவன் when Elon Musk saw that thing you know he said that's the finished we are going to be finished when this going to it we are all finish there is no அப்போ தான் அவனுக்கு ஸ்பேஸ் ஷிப்பை கண்டுபிடிச்சி வேறு கிரகத்துக்கு போகிறதுக்கான வழிகளை கண்டுபிடிக்கணுன்ற காரியங்களும் நடந்துட்டுருக்கு but this is one of the reason this one of the reason அதனால இந்த உலகத்தில் நடக்கிற சின்ன சின்ன காரியங்கள்லாம் கொடுத்து உங்க மைண்ட்ல போட்டு குழப்பிக்காதீங்க தேவன் உங்களை பெரிய காரியங்களை வைத்து உங்களை அழகு பார்க்கிறாரு தேங்க் யூ ஏ நீங்க தேவன்ல அன்பு கூறுகிற குட்டமா இருப்பீர்கள் என்றால் சகலமும் உங்களுக்காக இயங்குகிறது தினந்தோறும் when situation is odd don't give up claim எல்லாமே எனக்காக இயங்குகிறது உன ஒரு பலவீனம் தாக்குதல சோந்து போகாதீங்க உங்களை மற்றவங்க புல் பண்றாங்க இல்ல உனக்கு ஒரு motivation claim all things for me இரண்டாவது இந்த மாற்றங்களும் இயக்கங்களும் இணைந்து செயல்படுவதற்காக ஆண்டவர் ஏற்கனவே அந்த கோயசிவ்னஸ் சிம்னஸை உருவாக்கியிருக்கார் அதனால தான் இங்கிலீஷில் வாசிக்கிறோம் all things work together all things work together எல்லாமே இணைந்து செயல்படுகிறது சமுத்திரம் இயங்குகிறது தனியாக இயங்குச்சுன்னா இன்னைக்கு இது வருமா ரைட் எல்லாமே இணைந்து சேரும் சூரியனுக்கு ஆண்டவர் வைத்த இந்த நிலவரத்தை அதில் சொன்னாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒன் பில்லியன் இயர்ஸ்ல இந்த சூரியனே இல்லாம அதுக்குள்ள நம்ம எங்க இருக்க போறோம் ஒன் பில்லியன் இயர்ஸ் நூறு வருஷமா இல்ல எண்பது இப்பெல்லாம் நாற்பது வருஷமே தள்ளாடுற மாதிரி ஆயிட்டு ஆனா சயின்டிஸ்ட் சொல்றோம் ஒன் பில்லியன் இயர்ஸ்க்கு தான் இந்த சூரியன் தாங்குமா ஒன் பில்லியன் இயர்ஸ்னா எவ்வளவு தெரியுமா நூறு கோடியா நூறு கோடி வருஷத்துல தான் அது வரைக்கும் தான் இந்த சூரியன் இருக்குமா அட பத்து வருஷம் சரி நூறு வருஷம் இருக்கான்னு பாத்துக்கோ அது போதும் பட் இம்மம்பா அந்த சூரியனை சுற்றிலும் yeah I this I this shorts ஒரு சின்ன பையன் அவங்க அம்மா இருப்பான் mummy do know this thing ஒரு கான்வர்சேஷன் அவங்களுக்கு போயிட்டு இருக்கேன் ஏர்த் வந்து பூமியை சுத்துது எதனால சுத்துது அல்லது நான் உங்களுக்கு சொல்ல போனா இவ்வளோ பெரிய அண்டாசராசத்தில் ஏற்ற ஒரு இதில் இருக்காங்கல்ல யாராவது ஆணி ஆணி வச்சு அடிச்சிருக்காரா ஆண்டவர் ஸ்டாண்டு நிற்க வச்சிருக்காரா இந்த பாலை பிடிச்சுங்க மனுஷனுக்கு இந்த அறிவு உண்டாக்கும் போதில் அவன் கற்பனையில ஏதோ நினைச்சுதான் ஏர்க்லஸ் ரெண்டு இப்படி வச்சு நிக்கிற மாதிரி பூமி பார்த்துருக்கீங்களா <laughs> மனுஷன் அவன் ட்ரை பண்ணுறான் but you and I have to understand from the word because it's so clear பூமியை ஆண்டவர் அப்படி நிறுத்தி வச்சு அந்த இந்த பூமிக்கு ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸை சன் கொடுக்குறது அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால அந்த அந்த கவர்ஸை இது பண்ணுது கமான் ஐ ஆல் கெட்டிங் எக்ஸாக்டா எவ்வளோ வேணுமோ அவ்வளவுதான் அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும் அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதிகமாயிடுச்சுன்னா பூமி என்ன ஆகும் ஓவராக சுத்தம் லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா ஸ்லோவாக சுத்தினாலும் ஆபத்து புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும் தலை சுத்துதா நான் சொல்றதுல புரியுதா நம்ம அன்றாடம் சின்ன சின்ன பெட்டி விஷயங்களை அல்லது சின்ன சின்ன கவலைகளை வச்சு நாம் நம்மளோட வாழ்க்கையை நஷ்டப்படுத்துகிறோம் நம்ம வாழ்க்கை வாழ்வதற்கு சந்தோஷமாக இருப்பதற்கு அன்பு செய்வதற்கு அவ்வளோ விளையாட பெற்ற வாழ்க்கையை ஆண்டு தந்திருக்கார் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக walk down with unnecessary problems of the world But if you see this thing, God has created exactly. சின்ன பையன் அவங்க அம்மாட்ட சொல்கிறேன் மம்மி நோ அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை எக்ஸாக்ட்லி எவ்வளோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்னமோ அவ்வளோதான் ஏர்த் இருக்கு அவன் சொல்கிறேன் நீ ஏன்டா என்கிட்ட சொல்கிறேன் நான் தான் கடவுளை நம்ப மாட்டேனே அப்போ அவன் சின்ன பையன் சொல்கிறான் நோ நானும் நம்ப மாட்டேன் ஆனால் when I study this universe I come to a conclusion there is a creator for this thing சோமலான கைத்தட்டுகள் வேண்டாம் நீங்க உற்சாகமான உற்சாகமா உற்சாகமான கைகளை தட்டுங்க That is a creator organized who organized That's why தான் இந்த யூனிவர்ஸ் சொல்லும் பொழுது இட்ஸ் அ ஆர்கனைஸ்ட் கேயோஸ்ன்றாங்க அப்படிப்பட்ட இடத்துல தேவன் நம்மளை வைத்து இந்த ரட்சிப்பை சுதந்திரிக்கும்படியாக அவர் அறிந்து அவர் அன்பு செய்யும்படியாக வைத்திருக்கிறார் அதனால நீங்க அதை லேர்ன் பண்ணும் பொழுது you will be excited excited so இந்த ரெண்டாவது காரியம் எல்லாமே என்ன ஆகுது இணைந்து செயல்படுகிறது நான் உங்களுக்கு ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் தேவனுடைய பிள்ளைகள் அல்லது ஊழியக்காரர்கள் அல்லது தேவன் தேவனுக்காக இருக்கிறவர்களுக்கு அந்த ஏன் செஞ்சிஸ்கானுடைய கதையை உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அவனுடைய வளர்த்த ஒரு கழுகு எப்படி அவனை பாதுகாத்தது என்பதை ஒரு தண்ணி தாகத்திலிருந்து வந்தது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எல்லாமே இணைந்து செயல்படுவதற்காக நியமிக்கப்பட்டிருக்க மூன்றாவது தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்காக இவைகள் என்ன பண்ணுகிறது நல்லது செய்யும்படியாக இயங்குகிறது இவைகள் எல்லாற்று மேலாக ஐந்தாவதாக நம்ம என்ன வாசிக்கிறோம் இவைகளை நிச்சயித்து இருக்கிறோம் அல்லது அறிந்திருக்கிறோம் by fact we believe and we confess I know all things are working for good for me for my sigh because I love God all hallelujah கத்தரை நேசிக்கிறவர்கள் எல்லாரும் கொண்டாடுங்க பார்க்கலாம் இது கொண்டாடுற நேரம் இது I love you Jesus I love you Lord everybody say I love you Lord Come on, everybody, open your mouth and say, I love you, God. I love you, Jesus. Everybody ஒரு கொண்டாட்டத்தோடு கூட சேர்ந்து என்ன காரியமா இருந்தாலும் சரி ஆண்டவரை நான் உங்க நேசிப்பேன் எத்தனை பேர் நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க கத்திரில அன்பு கூறுகிறேன் இந்த அன்பு கூறுகிற பகுதியை எப்படி அவேக்கன் பண்றது குறித்து தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சுருக்கமாக செய்தியாக கொடுக்க போகிறேன் ஐ ரெடி ஃபார் ஏன்னா நிறைய வாலிபர்கள் ஒரு சில வாலிபர்கள் வந்து சொல்றாங்க அண்ணா நானும் ட்ரை பண்றேன்னா எனக்கு தெரிய மாட்டேங்குதுண்ணா அன் எப்படி அன்பு செய்த ஆண்டவரை I'm going to talk that about that problem, how we are going to overcome that problem. Before that, you all have a glorious hope. நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாய் பைபிளில் இருக்க மிகவும் விளையேறப்பட்ட வசனத்தில் ஒரு வசனம் தான் என்னது இது இந்த ரோமர் எட்டு இருபத்தெட்டு மிகவும் வண்டர்ஃபுல்லான வசனம் நீங்கள் எப்பொழுதும் மறக்கக்கூடாது எல்லாரும் கையில் உயர்த்தி அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம் மறுபடியும் அந்த வசனத்தை தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம் சகலமும் சகலமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக And you need to claim it, accept it, use it. The third question இதில் இவ்வளோ எழுதியிருக்கிறது நான் உங்களுக்கு அது படிச்சுட்டு நான் இந்த செய்திக்குள்ளாக நான் நான் போக விரும்புகிறேன் does exploring science and studying various subjects like entrepreneurship psychology nature animals help to see is majestic might more absolutely true absolutely true man was created to bring that whatever ஆண்டவர் என்னென்ன சிருஷ்டிகளில் தன்னுடைய சிருஷ்டிப்பின் வல்லமையும் அதிகாரத்தையும் அழகையும் வைத்தாரோ அவைகள் எல்லாம் மனிதன் ஒவ்வொன்றையும் வெளியே கொண்டு வரதான் ஆண்டவர் மனிதனையும் உண்டாக்கினார் ஸோ அப்சல்யூட்லி ட்ரூ ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக உங்களுக்கு நான் உங்களுக்கு உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் அல்லது நமக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை நான் சொல்லியிருந்தேன் பைபிள் என்ன சொல்கிறது ஒருவன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்களும் உங்களுக்கும் ஒரே பிரின்சிபல் தான் உலகத்தில் இருக்கும் ஒரே பிரின்சிபல் தான் நான் சண்டே சர்ச் வர்றதுனால என் வீட்டுக்கு மட்டும் தான் மழை பெய்யும்னு சொல்ல முடியாது because everybody is God children அல்லா அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பொழுது மிக தெளிவாக சொல்றாரு எல்லார் அவர் என்ன பண்றாரா மழைய வர்ஷிக்க பண்ணுகிறார் எல்லார் சூரியன் என்ன பண்றாரு பிரகாசம் பண்ணிக்கிறார் அப்ப எல்லாருக்கும் ஒண்ணுதான் பிரின்சிபல் இஸ் ஒன் பட் எங்க டிஃபரன்ஸ் இருக்குன்னா இந்த உலகத்தை ஆதாயப்படுத்துறது நீங்க நம்பினா கூட God will give you that victory but எங்க டிஃபரன்ஸ் இருக்கு உலகத்தில் இருக்கிறவர்கள் உலகத்தை மட்டும் ஆதாயப்படுத்துறதுல அவங்க கவனமா இருக்கிறாங்க தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்துகிறதுல அதுல கவனம் இல்லை பட் ஃபார் அஸ் உலகத்தில் நம்ம வெல்றது முக்கியம் தான் உலகத்தில் அப்படி வெல்ல முடியலன்னா கூட that doesn't matter because we are so cautious about our soul அல that is the only difference so in all works of your சரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நிறைய காரியங்களை வியப்பேன் நான் எப்போவுமே என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கிறது நீங்கள் ஏன்னா என்றது நீங்கள் முத்தம் கொடுக்கறது கிடையாது இப்படி இப்படி இப்படி கிடையாது கடவுள்ன்றது என்னைக்கோ ஒருத்தர் பார்த்து பாய் ஹாய் பாய்ன்னு சொல்றதுக்கு கடவுள் he walks in your day to day life every moment every minute you can learn from it you know the, one of the things that i was excited is நான் ஒரு முறை I think two thousand sixteen or seventeen நினைக்கிறேன் ஒரு நம்முடைய ஃபவுண்டேஷனுக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சு அதனால நான் வந்து முதல் முறையாக அப்போ தான் கோத்தகிரியை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் சரியா அப்போ எனக்கு கோத்தகிரிலாம் எனக்கு தெரியாது அப்போ அவங்க சொன்னாங்க அங்கே ஒரு என்ஜிஓ இருக்குது அவர்கிட்ட போய் அவர் very experience NGO you go and ask him அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு அந்த அட்ரஸ் தெரியாது அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கே கார்லேருந்து ஒரு தம்பியை கூட்டிகிட்டு ஒரு டிரைவரை கூட்டிகிட்டு போகிறேன் அப்போ வழி தெரியாது நான் அப்போ என்ன பண்ணோம் we are putting the map two thousand sixteen seventeen இப்போலாம் மேப்பெல்லாம் உங்களுக்கு அசால்ட்டாக நமக்கு அதனுடைய இது தெரியல டூ தௌசண்ட் செவன்டீனில் அப்போ அந்த மேப்புக்குலாம் அது சொல்லுது அந்த அக்கா சொல்கிறாங்க லெஃப்ட் எடு ரைட் எடு ஒரு இடத்துல நாங்கள் என்ன பண்ணிட்டோம் கொஞ்சம் டேர்ன் பண்ணிட்டோம் நல்லவள திட்டல அந்த அக்கா ரொம்ப நல்லவங்களா உருவாக்கி வச்சிருக்காங்க மேப்பில் பேசுறவங்க அக்கா இப்போ என்ன பண்றாங்க நீங்கள் எப்படி போனால் உங்களை ரீரூட் பண்ணி கொண்டு போயிடுது இப்போ அப்போ கத்தும் ராங் அப்படின்னு அப்போ அந்த பார்க்கும்பொழுது தான் அப்போ கடைசியில் போய் சேர்ந்துட்டோம் எங்கே போகணுமோ அங்கே கரெக்டாக போகணும் அந்த நைட்டு தான் ஃபர்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஐ வாஸ் எக்ஸைட்டட் என்னென்னா எப்படா இது நம்ம கண்ட்ரியில் ஃபோனில் எங்கேயோ வச்ச ஒரு சாஃப்ட்வேரு அதுவும் எங்கே இருக்குது சர்வர் அந்த சர்வர் யாருக்காவது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா கூகுளில் சர்வர் எங்கே இருக்குன்னு இப்போ நம்மளோட மேப்பை எங்கேயோ பண்ணியிருக்காங்க எங்கேருந்தோ சர்வர் சேட்டலைட்டில் கனெக்ட் பண்ணி அந்த சேட்டலைட் சொல்கிறதே இது டைரக்ட் பண்ணி நம்மளை கரெக்டாக கொண்டு போகிறதுனா ஒரு மனுஷன் கண்டுபிடிச்ச டெக்னாலஜிக்கு இருக்கணும்னா உன்னையும் என்னையும் படைத்த தேவன் நான் உன்னை காண்கிற தேவன் என்று சொல்லும் பொழுது அவரால் பார்க்க முடியாதா நான் உன்னை காண்கிற தேவன் என்று சொல்லும் பொழுது அவர் கண்டிப்பா பார்க்க அவருக்கு திறமை இருக்கு அல்லது Are you getting it? I can check many examples. Many, many examples are there. So your question is yes. In all your works, you can find God. In all your books. So coming back to this thing இந்த கீ இந்த வசனத்தினுடைய கீ என்னது ரோமர் எட்டு இருபத்தெட்டுடைய கீ என்னது யா அது பெனிஃபிட் கீ என்னது தேவனில் அன்பு அன்புக்குன்னு எல்லாரும் லவ் பண்றது யார தேவனில் அன்பு கூறுகிறவர்களுக்கு That's the benefit. That's the promise. That's the authority God has given us. ஆனா கீ என்னது இது இல்லைன்னா அது இல்லை அப்ப தேவனில் அன்பு கூறுகிறது எப்படி இந்த மூன்றே மூன்று பாயிண்ட்ல நம்ம சொல்லி நான் உங்களுக்கு பண்ண போறேன் அவுட் அவேக்கன் இந்த இந்த கேரக்டர் எப்படி இது ஆனா முதலாவது நீங்க விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இதை நீங்க இதை நீங்க மிக தெளிவா இருக்கணும் நம்மளோட நேச்சர் ஆஃப் சோல்ல தேவனை லவ் பண்றது இருக்கா இல்லையா இருக்கு ஆனா இல்ல கரெக்டா இருக்கு ஆன்சர் ரைட்டு தான் என்ன நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு தாய் தன் பிள்ளைய எந்த மூலையில் இருந்தாலும் அழுத குரலை வந்து தாய் கண்டுபிடிப்பாங்க அதே மாதிரி தன்னோட தாயோட குரல் இருந்தது பிள்ளை ஈஸியா தெரியும் அது தேவனால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த உணர்வு தானா இருக்கு ஆனா அந்த உணர்வு இந்த பாவம் என்ற இந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்த பிறகு கெடுத்து விடப்பட்டுச்சு அதனாலதான் தாவிது சொல்றாரு என் ஆத்மா என்னோட ஒட்டி இருக்கிறது மண்ணோடு ஒட்டி இருக்கிறது அந்த கேரக்டர் ஆண்டவர் மனுஷனுக்குள்ள வச்சிருந்தாலும் இப்ப இருக்கிற நிலவரம் என்ன அல்லது ரட்சிக்கப்படாத தேவனை கிட்டி விடாதபடிக்கு இருக்கிற ஒரு ஸ்ட்ரகிள் என்னது நம்முடைய ஆத்மா மண்ணோடு கூட இசைந்து இருக்கிறதாக இருக்கிறது கீழே நோக்கி போகும் தேவனை நேசிக்கிறதுக்கு அதுக்கு விருப்பம் இருக்காது I getting it and sometimes we love to be three hours watching a movie. Time போகிறதே தெரியல அப்படின்னு ஆனால் சில அவங்க பைபிளை எடுத்து உட்காந்தாங்கன்னா உட்கார்ந்த மாத்திரத்திலே அவங்களுக்கு வந்துடும் வாசிக்கூட வேண்டாம் பார்த்துருக்கீங்களா அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள்லாம் because the nature is coming out அப்போ அது முதலாவது தெரிஞ்சுக்கணும் இந்த தேவன்ல அன்பு கூறுகிறது நம்ம காஷியஸாக நம்ம உருவாக்க வேண்டிய ஒரு காரியம் அல்லது தேவன் ஆவியானோடு கூட ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் அந்த ரகசியத்தை தான் மூன்று பாயிண்ட்ஸை நான் உங்களுக்கு உங்களோடு கூட நான் சொல்ல போறேன் out to awaken your character of loving God தேவனை நேசிக்கிற அந்த உணர்வை உங்களுக்குள் எப்படி நீங்க தட்டி எழுப்ப முடியும் ஐ தேர் வித் மீ என்னோட கூட இருக்கிறவங்க கைகளை அசைத்து காட்டுங்க பார்க்கலாம் அல்லது தேவனை நேசிக்கிற போகிறேன் நேசிக்கிறேன் என்ற கூட்டத்தில் இருக்கவங்களா ஒரு கைகளை தட்டி ஆண்டவர்கிட்ட காட்டுங்க பார்க்கலாம் ஸோ ஒருவேளை இது இல்லைன்னா நீங்கள் ஒருவேளை ஸ்ட்ரகிள் பண்ணிருந்தீங்கன்னா இந்த த்ரீ பாயிண்ட்ஸ் மற மறந்துடாது த ஃபர்ஸ்ட் ஒன் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்பதன் மூலமாக நன்றி உள்ள காரியங்கள் இருக்கிறது மூலமாக இந்த அன்பை நீங்கள் என்ன பண்ணலாம் அவேக்கன் பண்ணிகிட்டே இருக்கலாம் அன்பு அன்பாக இருக்கிறவங்க நன்றியாக இருப்பாங்க திஸ் கரெக்டா ஏன்னா அவங்க பாரு அன்பர் ஒரு காரியத்தை சொன்னால் என்ன பண்றாங்க ஒரு காரியத்தை நீங்கள் கொடுக்குறீங்க என்ன சொல்லுவாங்க திருப்பி thank you thanks brother thank you one of the beautiful character இன்னும் நான் என்னுடைய ஒரு சில கொலீக்ஸ் கிட்ட வெஸ்டர்ன் கொலீக்ஸ் கிட்ட நம்ம பார்க்குற காரியம் right they for each and everything நம்ம ஊரில் தான் என்ன அடிக்கடி தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன் அதெல்லாம் சொல்லாது இதெல்லாம் பேசியிருப்போம் நம்ம உடனே அவங்க சொல்லுவாங்க thank you for your call thank you for your time for everything else they take thing இங்கேயா நாம சாம்பார் இப்படி பண்ணி வச்சிருக்க உப்பு இல்லை சமைக்கவே தெரியல உனக்கு இவர் என்னமோ டெய்லி சமைச்ச மாதிரியும் கஷ்டம் இப்போ கஷ்டப்பட்ட மாதிரியும் நம்ம வந்து கமெண்ட் பண்ண வேண்டியது I they with me We need to take time to appreciate, thank you, what God has done in our life. So the first awakening இந்த தேவனில் அன்பு குறுகிற இந்த காரியம் உங்களுக்குள்ள மற்றும் கண் இங்கே இருக்கிறவங்களிலேயே கத்திர அன்பு குறுகிற எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கீங்களா இருப்போமா சொல்லுங்க இல்லைல்ல ஏன் because the level of understanding is different அதுக்கு தான் உங்களுக்கு இந்த மூன்று ரகசியங்களை சொல்கிறேன் முதலாவது நீங்கள் எந்த அளவுக்கு தேவன் உங்கள் மேல் பாராட்டின நன்மைகளுக்காக நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அன்புள்ளவர்களாக இருப்பீங்க எதுக்கெல்லாம் நீங்கள் நன்றி உள்ளவங்களாக இருப்பீங்க இருக்க முடியும் நாம பத்தியா ஒரேடியா வேற எதுவும் ஆன்சர் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அது everything what everything Give me example. Very good. Very good very good எத்தனை பேர் நம்ம நன்றி சொல்லியிருக்கோம் கோவிட்ல இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இத்தாலியில் ஒரு ninety three years old person was admitted சரியா அவர் ஒரு நாள்லேயும் ரெண்டு நாள்லேயும் டிஸ்சார்ஜ் பண்ண போகிறாங்க டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க தெரியிட்டாரு கோவிட்ல அந்த நேரத்தில் என்ன டிமாண்டு ஆக்சிஜன் டிமாண்டில் எல்லாருக்கும் தெரியும்ல சிலிண்டர் சிலிண்டரை இங்கெங்க அலைஞ்சாங்க அவருக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சு எல்லாம் வந்து பில் எடுத்துகிட்டு வராங்க பில் எடுத்துகிட்டு வந்து பார்த்தா கிட்டத்தட்ட நைன்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் கிட்ட உண்டாகும் இந்த பில்லை பார்த்துட்டு வாங்கினவர் ஓன் அழ ஆரம்பிச்சிட்டார் ஓன் அழ ஆரம்பிச்சிட்டாருன்னு நர்சிங்கில் பயந்துட்டாங்க ஐயோ you don't worry you don't worry we will take and insurance பார்த்துக்கோம் ஏன்னா சீனியர் சிட்டிசன் வேற யூ டோன்ட் வரி அப்படின்னு அப்போ அவர் சொன்னாரா நோ நோ சிஸ்டர் இந்த பணம் எனக்கு லேசான காரியம் நான் இந்த செலுத்துறதுக்கு நான் ரெடி என்கிட்ட அதுக்கு மேலே பணம் இருக்கு ஆனால் நான் எதை நினச்சி அழுறேன்னா என்னை ஒரு நாள் பெட்டில் படுக்க வச்சு ஆக்சிஜன் கொடுத்ததுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணீங்களா தொண்ணூற்றி மூணு வருஷம் வரைக்கும் இத்தனை நொடிகள் இத்தனை வினாடிகள் இத்தனை அவர்ஸ் இத்தனை இதுக்கு take deep breath everyone எல்லாரும் போகும்போது உண்டியில் நூறுரூபா போட்டு போங்க எப்படி இருக்கும் அப்ப அவர் பெரியவர் அதான் அழுதான் ஏ இத்தனை வருஷம் நான் ஃப்ரீயாக ஆக்சிஜன் பண்ண அவருக்கு நான் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல நீ என்னை வட்டில் படுக்க வச்சு ஒரு நாளில் இவ்வளோ அப்போ பரலோகத்துக்கு போகும்பொழுது நீங்களும் நானும் எவ்வளோ கோடி ரூபாய்க்கும் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஆனால் அதெல்லாம் தேவையில்லை you just be grateful to God well you are நீங்க அந்த நன்றியின் சிந்தனை இதெல்லாம் இலவசமாக ஆண்டு கொடுத்துருக்காரு நமக்கு இலவசமாக கொடுத்துருக்காருங்க சொன்ன மாதிரி so I have given you example I want ஆஹா யா விட்டமின் டின்றது ஒரு காரியத்தை உருவாக்குறதுக்கு ஆண்டவர் ஒரு மெக்கானிசம் வச்சிருக்காரு ஒரு சூரியன் ஒளியும் மேலே படணும் இல்லை சின்ன ஒரு மெக்கானிசம் என்ன ஒரு அழகான காரியம் சன்லைட் இல்லைன்னா இந்த பூமியில் உயிர்களை இருக்க சான்சஸ் இல்லை ரைட் ஏன்னா ஃபோட்டோ சிந்தசிஸ் நடக்காது பயிர் பயிர்கள் பயிர் பயிர் விளைவிக்காது பசிக்கு இதுவாயிடும் அப்போ அந்த லைட்டுக்கு எவ்வளோ தேங்க்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நாள் என்னுடைய எனக்கு இப்போ ஞாபகம் வருது என்னுடைய ஸ்கூலில் நான் எப்பவுமே நான் ஸ்கூலில் கிளாஸ் ஃபஸ்ட்டு எப்பவுமே இருப்பேன் அப்போ என்னுடைய சக மாணவன் வந்து ஒருத்தன் வந்து அவன் அந்த ஸ்கூலில் நான் இந்த ஸ்கூல்லேருந்து நான் அந்த ஸ்கூலில் போகிறேன் அப்படி இருக்கும் பொழுது நான் தான் அந்த ஸ்கூலில் ஹையஸ்ட் மார்க்கு அப்போ என் கிளாஸில் ஐ ஐ ஆல்வேஸ் எனக்கும் மற்ற பிள்ளைங்களுக்கும் ஒரு பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும் சரியா the second rank holder was the school first of that school டென்த்தில் அப்போ அவன் அவன் வந்து என்னோட கூட கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சொல்லு அப்போ அவங்க நாலு பேர் சேர்ந்து பேசுகிறாங்க சேர்ந்து பேசிட்டு இது பண்ணுறாங்க எனக்கு சொல்லலை என்னடா இவனுக்கு ஏதோ பேசுகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணுறேன் அப்போது ஒரு ஒரு ஒருத்தன் வந்து என்கிட்ட சொன்னேன் ஏய் ஆல்ஃபிரட் உன்னை பீட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியாலாம் எடுத்து வந்திருக்காங்க என்ன பண்ண காலையில் எழுந்த உடனே விடிய காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ண போகிறாங்க அடாடா இதான் ரகசியமா நீங்க என்ன சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க நான் அந்த சூரியனை உண்டாக்கினவரே நமஸ்கரிக்கிறேன் இன்னொரு படி என்ன தெரியுமா நீங்க கத்திரில் அன்பு குறிந்த நீங்களே எப்படி இருப்பீங்களா வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல இருப்பீங்க சாதாரண சூரியன் கூட இல்ல காலையில எழுந்துற சூரியனை வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல இருப்பீங்களா நீங்க கத்திரில் அன்பு குறிந்தீங்களா Hallelujah. Hallelujah. And the first thing, you need to be grateful to God for this. Okay sister சைட்லேருந்து ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் என்ன நீங்கள் ஆண்டருக்கு நன்றியாக இருக்க போகிறீங்க நன்றி இருக்க பல காரியங்கள் எழுதலாம் right what is the thing sisters ம் ம் ம் வா தட்ஸ் அ குட் பாயிண்ட் எல்லைகளை குறித்து வச்சிருக்கிறார் hallelujah a man you know that water is so important right இன்னைக்கு வாட்டர் இல்லைன்னா என்ன நடக்கும் நினச்சி பாருங்களேன் what is so important for every sort of life ஆனால் நம்ம நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் எனக்கு போட ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லை என்ன பண்ணாங்க அப்போ குடிக்கிறதுக்கு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ காஸ்ட்லி இன்னைக்கு தண்ணி குடிக்கிற விடல் வாட்டர்ன்ற பேரில் பைங் வாட்டர் பட் சகோதரி சொன்ன மாதிரி three fourth of the earth is filled with water God is given this free source of water என்னைக்காவது நம்ம தேங்க்ஸ் சொல்லியிருக்கோமா என்னைக்காவது நம்ம குடிக்கிற தண்ணிக்காக காற்றுக்காக ஆகாய விரிவுக்காக சூரியனுக்காக சந்திரனுக்காக நீங்களும் நானும் நல்லா தூங்கணும்னு சொல்லிட்டு நைட்டில் நைட் லேம்ப் மட்டும் போட்டுட்டு ஆண்டு வச்சுருக்கேன் ரைட் எவ்வளோ ஞானமுள்ள தேவன் ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் திங் இந்த நீங்கள் தேவனில் அன்பு கூறுகிறத நீங்கள் அவேக்கன் பண்ணணும் முதலாவது நீங்கள் என்னவாக இருக்கணும் சொல்லுங்க தேங்க்ஃபுல் டு காட் அதுக்கு நீங்க பெரிய மாஞ்சு மாஞ்சி அப்படியே போயிட்டு சர்ச்சில் ஜபிக்கணும் இல்லை பெரிய ஜபணும் நீங்க வாக்கிங் லைஃப்ல நீங்க தேங்க் பண்ணலாம் ஆல் லூயா ஐ தேர் வித் மீ சின்ன சின்ன விஷயம் எங்கள் அம்மா பிரியாணி பண்ணுவாங்க பிரியாணி பண்ணி இறக்க வச்சோடனே ஒரு ஜம்மம் பண்ணுவாங்க ரொம்ப பண்ண முடியாதுல்ல ஏன்னா நாங்களாம் ப பசியோடு எல்லாரும் அப்படி அப்போல்லாம் நாங்கள் சுற்றிலும் ஆனால் ஒரு சின்ன ஜம்மம் பண்ணுவாங்க ஆண்டவரே குறைகளை நிறைவாக்குங்க நிறைவெல்லாம் குறைவாக்குங்கன்னு சொல்லிட்டு திறப்பான் நாங்கள் சிரிப்போம் என்னம்மா ஜபம் இது குறைகளை நிறைவாக்குங்க நிறைவெல்லாம் குறைவாக்குங்க அப்படின்னு சொல்லலாம் உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் கரெக்டாக்கிட்டோம் காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா காரம் சமமாக அவன் எந்த அழகாக எழுதணும் அப்போ you need be thankful for God in everything else every walk of life every walk அது உங்களை ட்ரிகர் பண்ண ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு இன்னும் அனுப்பிச்சு so the first secret is you have to be having the love of gratitude நன்றினால எழும்புகிற ஒரு அன்பை நீங்க அவைக்கன் பண்ணணும் இரண்டாவது எஸ்டீம் லவ் ஆஃப் எஸ்டீம் அல்லது என்னன்னா இந்த காரியத்தை எப்படி சொல்ல முடியும்னா தேவன் உண்டாக்கின கணத்தை அல்லது மாரல் வேல்யூ அந்த காரியத்தை குறித்து நாம் நினைத்து பார்க்கும் பொழுது நாம் என்ன பண்ணணும் இன்னும் அந்த அன்பை ட்ரிக பண்ணுகிறவர்களா இருப்பாங்க ஓகே புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன் இன்னைக்கு ஃபுட்பாலில் கூட பார்க்கும் பொழுது ஒரு வேர்டு நீங்கள் எங்களை பார்க்கலாம் என்னது ரெஸ்பெக்ட் யூரோப்பியன் ஃபுட்பால்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் ரீசெண்டாக ஒரு நைன்டி ஃபைவ் இயர்ஸ் கப்புள் அவங்க இன்டர்வியூ பண்ணாங்க அப்போ அவர் அந்த இன்டர்வியூ நானும் பார்த்தேன் ஏன்னோ அவர் வந்து இன்னும் அவங்க ஒய்ஃப் வந்து முடியாமல் அப்படி போகிறாங்க அந்த வீல் சேரில் அவர் கை வச்சு தள்ளின்னு வர்றார் அவருக்கும் முடியல ரெண்டு பேருமே நைன்டி ஃபைவ்ஸ் அந்த இருக்காங்க அப்போ அவங்க கேட்குறாங்க how many years you are married you was telling sixty nine wonderful years answer பண்ணுறாரு நீங்களே என்ன அறுபத்தொன்பது வயசு அறுபத்தொன்பது வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி சிலவங்க நம்ம அழகு சொல்லலாம் அறுபத்தொன்னு அறுபத்தொன்பது வருஷம் குப்பை கொட்டி இருக்கிறேன் அப்படின்வாங்க எங்க குப்பை என்ன குப்பை தெரியாது ஆனா அவங்க போது I was very happy telling sixty nine wonderful years அப்ப அவர் இன்டர்வியூ கேட்காரு what made you what is secret behind this thing அப்ப அவர் சொல்ற ஹனி வாட் இஸ் சீக்ரெட் நீ அப்படின்னு கேட்குறாரு தொண்ணூத்தஞ்சு வயசுல நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் இந்த கேடுக்கு இதெல்லாம் தேவையா இந்த ஆட்டிடியூட் நம்முடைய ஆட்டிடியூட் ஆனா அவங்க தொண்ணூத்தஞ்சு வயசுல ஹனி சகோதரிமார்கள் கிட்ட ஐயோ என் ஹஸ்பண்ட் இப்படி கூப்பிட மாட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க போல சில பேர் எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணும் எஸ்டீம் மோரல் வேல்யூஸ் அப்ப அவர் சொல்ற அந்த மனைவி சொல்ற What secret? Nothing. Respect one another. அதுதான் ரகசியம் சொல்கிறேன் அறுபத்தொம்பது வருஷம் ஒண்டர்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் அவங்க கம்யூனியனில் அந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் என்னென்னா ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டிய மரியாதையை ஒருத்தருக்கு மேலாக அதாலும் பைபிள் என்ன அழகாக சொல்லுது உங்களிலும் மற்றவங்களை என்ன பண்ணுங்களாம் அதிகமாக மேன்மையுள்ளவர்களாக என்னங்க ரெஸ்பெக்ட் ஒன்றுனதா கன பண்ணுங்கள் அவருடைய மோரல் எக்ஸலன்சிஸை நம்ம பார்க்கும் பொழுது இது இது நம்ம என்ன பண்ணுகிறது அவர் சகல கணத்துக்கும் துதிக்கும் பாத்திரனா இருக்கிறார் என்று சொல்லுகிறோமே என்ன கணம் அவர் சகலத்தையும் நேர்த்தியாக செய்தவர் அவர் ஒழுங்கும் கிரமமுமாக செய்த தேவன் So the second point is you need to have respect. You need to have the ganam அந்த மகிமை அதை நீங்கள் இது பண்ணும் பொழுது you you trigger your sense of loving God. Hallelujah ஆண்டு சொல்ல என்னை கனப்படுகிறவர்களை கனம் பண்ணுவேன் ஒரு ஐஏஎஸ் இன்டர்வியூக்கு ஆ இன்டர்வியூக்குள்ள ஐ ரெட் திஸ் திங் இன்னும் எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் பிரதற்குள்ள உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் um, ஆர்பிட் எக்ஸாமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஒரு ஒருத்தர் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு அந்த ஸ்டிப்புலேட்டட் டைம் இருக்கும் தெரியுமா டென் ஓ கிளாக்னா நைன் தேர்ட்டிக்கு உள்ளே போகணுன்னு அந்த நைன் தேர்ட்டிக்கு event to nine thirty five he was not allowed he was not allowed you know why invigilator சொன்னாராம் இதுலேயும் உன்னால் டைம் கடைபிடிக்க முடியலனா இவ்வளோ பெரிய பொசிஷன் வந்த பிறகு நீ எப்படி டைம் கம்மி அப்போ ஆண்டவர் சொல்ல என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் அதனாலதான் அவரை ஆராதிக்க வருதுல நாம காத்திருக்கணும் அவர் நமக்கு வந்து காத்திருக்கிறார் அவர் என்ன சொல்றாரு எங்க ரெண்டு பேர் மூன்று பேர் என் நாமத்துல கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில நான் இருக்கிறேன்னு சொல்றாரு அவர் சொன்ன செய்வாரா உண்மையில தெய்வம் தானே ஆனா நாம ஆராதனைக்கு எத்தனை மணிக்கு வரும் ஏன் நைட் லேட்டா டிவி ஏதோ பார்ப்போம் டிக்டாக் பார்த்துருப்போம் இல்லை வேறு ஏதாவது டைம் வேஸ்ட் பண்ணியிருப்போம் ப்ரிப்பரேஷன் இருக்காது காலையில் கொஞ்சம் தூங்கிட்டு இருப்போம் சரி அதுதான் ரீசனாக இருக்கும் வேற ஒன்றும் இல்லை If you believe your God is a king and you is a friend he is there before us, அங்கே இடத்துல யூ வில் பி தேர் நான் ஆஃபீஸில் இருக்கும் பொழுது என்னோட கார்ப்பரேட் ஆஃபீஸில் சிஓ வந்து பேசுகிறதுக்கு நீங்களா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கீங்களா சிஓ e வராருன்னா my VP used to make the entire audience to sit before, one ஹவருக்கு பிஃபோர் உட்கார வச்சிருவோம் அண்ட் ஒன் ஹவருக்கு அதில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ஏதாவது பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க பட் அவங்க to want to make sure nobody else is moving nobody else is coming late nobody else should disturb அந்த விபி அப்படி பண்ணும்போது பாஸ்டரா ஊழியக்காரனா இருக்கிற நானும் உங்களை பண்ணக்கூடாதா பண்ணக்கூடாதா சொல்லுங்க சொல்லுங்க சகோதரிமார்கள் சொல்லுங்க yes second thing is esteem அந்த கணத்தை நீங்கள் ஆராய்ச்சி செய்யும் பொழுது அந்த கணத்தை கொடுக்கும் பொழுது you trigger the point of loving God second the third secret is you know you have to understand தேவனுடைய தயவையும் இரக்கத்தையும் நீங்கள் எண்ணும் பொழுது you again trigger the love of God in you benevolence அப்படின்னு சொல்லுவோம் பெனோவேலன்ஸ் என்னது the act of doing some merciful things இரக்கத்தின் பெரு அதனால தாவிது சொல்றாரு என் நீர் என் மேல் பாராட்டின கிருபை பெரியது ஆண்டவரே என் ஜீவனை பார்க்கிலும் உங்களுடைய கிருமை மேலானது ஆடுகளுக்கு பின்னாடி போன என்னை எடுத்து ராஜாவாக உயர்த்தினாரு அவரை நான் ஆராதிப்பேன் அவரை நான் டான்ஸ் ஆடுவேன் சொல்லிட்டு சொல்றேன் அவ மனைவி வந்து சொல்ற ஏய் ராஜாவா இருக்கீங்க வெக்கல அவுத்து போட்டு நம்ம நம்ம பாஷையில சொல்ல போனா ட்ரெஸ் எல்லாம் இல்லாம இப்படி விளக்கிற பெண்கள்லாம் பாக்குறாங்க இப்படி நடனம் ஆடின சாதாரண மனுஷன் போல அப்படி சொல்றான் இப்ப இருக்கிறவங்க ஏய் வாய மூடுறி அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார் தாவித் ஆனால் அப்படி சொல்லியிருக்க மாட்டார் அம் நீங்கள் என்ன உயர்த்து மனுஷன் இல்லை என்னை உயர்த்தினது ஆண்டவர் அவருக்கு முன்பாக நான் நடன மாதிரி ஐயோ ஐயோ அண்டர்ஸ்டாண்டிங்க தி ஆக்ட் ஆஃப் இரக்கத்தையும் கனத்தையும் அல்லது தயவையும் நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது அதை நீங்கள் அதை நீங்கள் சுக பண்ணும் பொழுது அக்செப்ட் பண்ணும் பொழுது you are triggering the sense of love of God in you தேவன்ல அன்புக்கு இருக்கிற அந்த காரியத்தை நீங்க என்ன பண்றீங்க நீங்க உணர்வடைய சரி ஐ நீங்கள் எப்படி தேவனை போட்டி போட்டு நீங்க தேவனை நேசிக்க முடியும்ன்ற ரகசியத்தை நான் உங்களோடு கூட பேச ஆண்டு கிருப தந்திருக்கிறேன் அதுல அந்த மூன்றாவது பாயிண்ட் தான் தேவன் உங்களுக்கு பாராட்டின அந்த கிருபியும் இரக்கத்தையும் தயவையும் எக்காலமும் நீங்க மறக்க கூடாது இன்னைக்கு காலைல வாச வசனத்தில் என்ன சொல்றாரு தேவன் எனக்கு செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் ஏராளமானவைகள் அவைகள் எண்ணி முடியாத விவரிக்க முடியாதவைகள் விவரிக்க கூடுமானால் அவைகள் எண்ணிக்கையிலும் மேலானவைகள் சொல்ற that is the attitude that is the attitude நாம ஆலயத்துக்கு வரும்பொழுது அவரை வேர்ஷிப் பண்ண வரும்பொழுது நம்ம எப்படி வரும் இதெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லை அதனாலதான் தான் வேர்ஷிப் நமக்கு எப்படி இருக்குது வேர்ஷிப்பிற்கு வேர்ஷிப்பிற்கு மியூசிக் தேவையில்லை பாட்டு தேவையில்லை என்விரான்மெண்ட் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை because your heart is connected with your source hallelujah your heart is connected with the love உங்களை நேசிக்கிற நேசத்தோடு கூட நீங்கள் கனெக்டாக இருக்கிறதுனால தட் இஸ் அப்சல்யூட் அப்போ தேவனில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்று சொன்ன இந்த காரியம் தேவனில் எப்படி அன்பு கூறுறதுக்காக உங்களுக்கு இந்த மூன்று ரகசியத்தை சொல்லியிருக்கேன் என்னென்ன ரகசியம் சொல்லுங்க பார்க்கலாம் எஸ் தயமும் இரக்கத்தையும் நீங்க எப்பொழுது நினைவு கூர்ந்த அடிக்க அதனால சாட்சி சொல்லுங்க சாட்சி சொல்லுங்கன்னு சொல்றோம் ஏன் நீங்க மறக்க கூடாதுன்றதுக்காக என் ஆத்துமாவே என் முழு என் ஆத்துமாவே அவர் செய்த என்ன பண்ணாத மறவ சகல உபகாரங்களும் மறவாது பிகாஸ் அந்த கிஃப்ட் தான் எல்லாருக்குள்ள ஈஸியாக ஆப்ரேட் ஆகுது ஆண்டவர் மனுஷனுக்கு ஏராளமான கிஃப்ட் கொடுத்துருக்காரு ஆனால் நல்லா ஆப்ரேட் பண்ணுற கிஃப்ட் எது எது மறக்கணுமா மறக்க மாட்டாங்க நான் எக்ஸாம்பிள் எதுவும் சொன்னேன் யாராவது ஒருத்தர் திட்டாங்கன்னா அது எப்பவுமே அவன் திட்டான் அவன் திட்ட அவன் பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவான் அவன் சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு என்ன என்ன இப்படி சொல்லிட்டு எப்படி அவங்க சொல்ல முடியும் எப்படி சொல்ல முடியும் வாயால தான் சொல்ல முடியும் ஆனா நீங்க இங்க வச்சிட்டு இருக்கீங்க ஆனா எதை மறக்கிறோம் ஆண்டு சின்ன வயசுல நம்ம இன்னொன்னு பண்ணி கொண்டு வந்திருப்பாரு அதெல்லாம் மறந்துட்டு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு என் ஸ்கூல் டேஸில் நான் இருக்கும் பொழுது இப்போ தான் சொல்லும் பொழுது எனக்கு ஞாபகம் இருக்குது but you know I want share with you you know அப்போ எனக்கு ஒரு தேம்பிள் மாதிரி வந்துச்சு முகத்தில் வெள்ளை இல்லையா அது முழுதும் பரவி அங்கங்கே அப்படி ஒரு குஷ்டம் மாதிரி இருந்துச்சு நான் எனக்கு வந்து um, அப்போது ஸ்கூலுக்கு எப்படி போவேன் தெரியுமா பர்தா போட்டு போகிற மாதிரி போவேன் இங்கே ஒரு கச்சிஃபு இங்கே ஒரு கச்சிஃபு கண்ணு மட்டும் தான் தெரியும் இப்படி தான் பார்ப்பேன் நான் ஸ்கூலில் என் டீச்சர்ஸ் எல்லாம் என் மேலே ரொம்ப அன்புள்ளவங்களா இருப்பாங்க ஏன்னா நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுனால எப்போவுமே அவங்க சொல்லுவாங்க ஏ ஆல்ஃப்ரெட் நான் உன்னை டாக்டர்ஸ் ஃபீஸ்லாம் கவலைப்படாது நான் பார்க்குறேன் இது பார்க்குறேன் அப்படின்னு நிறைய இது சொல்லுவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி எப்பொழுதும் நைட்டு ஜோ பண்ணி என்னை மட்டும் தடுவாங்க வேறு ஒன்றுமே பண்ணுது கொஞ்ச நாளில் எல்லாமே ஃபேஸ்லாம் நல்லா இப்போ இருக்கிற மாதிரி அழகாக அப்போ நான் காட்சி அளித்தேன் எல்லாருக்கும் ஆச்சரியம் என்ன எப்படி எந்த டாக்டர் போய் பார்த்தீங்க என்ன ஐ செட் எல்லா டாக்டருக்கும் மேலான ஒரு டாக்டர் இருந்தார் அவர் என்ன இது எனக்கு I think when I study seventh standard நினைக்கிறேன் இது நடந்தது ஆனால் இப்போ எனக்கு ஆண்டவர் இதை ஞாபகப்படுத்தி உங்களுக்கு சாட்சி சொல்ல ஆண்டவர் வைத்தார் நம்ம எப்பொழுதும் அந்த gratitude the esteem and benevolence நம்ம மெயின்டைன் பண்ணணும் நன்றி கணம் அவருடைய இரக்கத்தையும் தயவையும் எப்பொழுதும் நாம் நினைவு கூறுவோம் என்றால் ட்ரிகர் பண்ணுவோம் என்றால் you will trigger your spirit of loving God hallelujah hallelujah கடைசியாக நான் சொல்லி முடிக்க வரும் சாது சுந்தர் சிங் பற்றி உங்களுக்கு தெரியும்ல இந்தியாவினுடைய வல்லமையான ஊழியக்கார மிஷினரி பதினாலு வயசுக்கு முன்னாடி அவர் ஸ்கூலில் படிக்கும் பொழுது இயேசுவை பற்றி கேள்விப்பட்டால் ரொம்ப கோவப்படுவார் பைபிளை கிழிச்சு போட்டு பைபிளை கொளுத்தி இருக்கிறார் அதுக்கு பிறகு கடவுள் யார் என்பதை அறியும்படியாக ட்ரெயினில் போய் நான் உயிரை கொடுக்க போகிறேன் என்னை தற்கொலை பண்ணிக்க போகிறேன் என்று சொல்லி போகும்பொழுது நாலு மணி ஃபர்ஸ்ட் ட்ரெயினில் அவர் சாக வேண்டியவர் காத்துட்ருக்காரு உண்மையான கடவுள் யாராக இருந்தாலும் சரி ஏன்னா ஈ வாஸ் சிக் சாது சுந்தர் சிங் சிக்கிசம் ஃபாலோ பண்ணுற அப்போ அந்த கால வலையில் சரியாக ஏசு கிறிஸ்து காட்சியளித்து மகனே என்று சொல்லி அவருக்கு காட்சியளித்து வீட்டுக்கு போய் சொன்னாரா I am going to be a missionary for the love of Jesus கிரைஸ்ட்னு சொன்னாரா பிலீவர்னு கூட இல்லை த வெரி டே அவங்க அப்பா சொன்ன வீட்டை விட்டு வெளியே போ அவங்க அண்ணன் என்ன பண்ணான்னு சாப்பாட்டில் விஷம் கலந்து கொடுத்துட்டாங்க அதையும் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்திருக்காங்க not one and twice many times Sadhu Sundar Singh was poison to death but his love for true God never faded. Never faded. Never faded. நிறைய பேர் அவர் ரூம்ல இருக்கும்பொழுது சாணியை அள்ளி போடுவாங்களாம் அவர் ரூம்ல இருக்கும்பொழுது பாம்பை உள்ள விட்டுருவாங்களாம் பாம்பை ரூம்குள்ள இவைகள் இவைகள் மட்டும் அவர் மிஷினரியா போகும்பொழுது வெறுங்காலோட கூட அப்பெல்லாம் தெரியும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஐ திங்க் நூறு வருஷம் நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்போ எப்படி இருந்திருக்குமா இருக்கு இந்தியாவில் இமாலய மலை தான் அவருடைய தூங்குற இடமா திபெத் நேபாள் இதெல்லாம் போயிட்டு சுற்றிட்டு நான் உங்களுக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன்ல ஒரு முறை இமய மலையில் இருட்டாயிடுச்சுன்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டார் தூங்குறாரு நல்ல மெத்து மெத்துன்றது பிள்ளைக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஏர்பில்லோ கொடுத்துருக்காருன்னு நினச்சி தூங்கிட்டாரு நல்லா தூங்கிட்டார் காலையில் எழுந்து பார்த்தா அவர் படுத்து தலை வச்சு படுத்த இது இடம் எதுனா ஒரு மலைப்பாம்பா இருந்தது மலைப்பாம்பா இருந்தது எத்தனையும் முறை அவர் தூங்கும் பொழுது சிங்கம் வந்துட்டு சுற்றி மூந்துட்டு பார்த்துட்டு ஸ்மெல் பண்ணிவிட்டு இவரையும் ஸ்மெல் பண்ணிவிட்டு என்ன பெர்ஃப்யூம் போட்டிருக்கான்னு பார்த்துட்டு போயிருக்கோம் போல இல்லை கதை இல்லைங்க இதுதான் கதை இல்லை நிஜம் அவருடைய ஊழியத்தின் காலம் முடிகிற வரைக்கும் அவருக்கு வந்த அத்தனை காரியமும் அவருக்கு நேராக அவருக்கு சாதகமாக இயங்கும்படியாக ஆண்டவர் நியமித்திருக்கிறார் ஐயோ அண்டர்ஸ்டாண்டிங்க அதனாலதான் நீங்களும் நானும் இந்த வசனத்தின் மேல ரொம்ப நம்பிக்கை என் காலம் என் தேவன் எனக்கு நியமித்த அந்த திட்டம் முடிகிற வரைக்கும் இவைகள் எல்லாம் எனக்காக வேலை செய்கிறது சேர்ந்து வேலை செய்கிறது அந்த கான்ஃபிடென்ஸ்குள்ள நீங்க வரணும் ஒரு முறை அவரை என்ன பண்ணிட்டாங்கன்னா டிபேத்தில் சுவிசேஷன் சொன்னதுனால பாழடைஞ்ச கணத்தில் யூ பில்லி அந்த அந்த தோல் இருக்கிற ஃப்ரெஷ் தோல் அனிமல் தோல் இருக்கிற ஃப்ரெஷ் தோலில் ட்ரெஸ் இவரோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு ஃப்ரெஷ் தோலில் இவர் அப்படியே போத்திட்டாங்க என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு ஏன்னா நம்ம அதை அனுபவிச்சதுனால நமக்கு தெரியாது வெயில் ஏற ஏற என்ன ஆகும் இந்த தோல் சுருங்கும் தோலில் இருக்க தண்ணியில் காயில் தோல் சுருங்கும் அப்போ என்ன ஆகும் தெரியுமா It will pluck your flesh. It will pluck your flesh. இருக்கட்டும் அப்படி அதன் மூலமா நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க அப்படிப்பட்டு போடும் பொழுது அவர் போட்டு ஒரு நாள் ரெண்டு நாள்ல வெளியே வந்து சுத்திட்டு இருக்காராம் ஏன்னா தெய்வத்துதன் அந்த இரவு அவரை கைப்பிடிச்சு வெளியே கூட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் நடந்த and that's why you need to have that அறிந்திருக்கிறேன் இந்த வசனத்தின் முடிவில் என்ன இருக்கு சொல்றாங்க வாசிங்க பார்க்கலாம் எல்லாம் பிடிக்க போகிறோம் அறிந்திருக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க முடிக்க போகிறோம் இந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசி நம்ம எல்லாம் முடிக்கலாமா ஆ வாசிங்க அன்றையோ அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டதாய் அறிந்திருக்கிறோம் அறிந்திருக்கீங்களா இப்போ நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா